வணக்கம் இப்போ நாம குரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் லெவன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy at six zero seventy சிக்ஸ்னு வந்திருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் ஸோ இதில் குரூடாயில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு பன்ன பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வந்து வருது வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் மார்னிங்கில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதே ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் ஸ்பீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து அகைன் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்லோவாகிட்டு மார்க்கெட் அகைன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆகும் ஸோ இது வந்து கமாடிட்டியில் ரொட்டீனாக நடக்கக்கூடியது அதுக்கு ரீசன்ஸ் ரீசன்ஸும் இருக்குது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆக ஆக தான் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அதாவது கமாடிட்டி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் குளோபல் இம்பாக்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் நமக்கு குரூடாயில் வந்து எப்பயுமே நம்ம மெயினாக வந்து ஒரு டுவெல் பிஎம் ஒரு ஃபஸ்ட்டு டூ ஹவர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் தான் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன நடக்குது வர்ற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதை பற்றி டெய்லியும் கூட நம்ம வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த சார்ட்டில் வந்து எப்படி கால் வந்து இன்றைக்கி ஜெனரேட் ஆச்சு ஜெனரேட் ஆன கால் இன்றைக்கி எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு buy at six zero seventy சிக்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு அது போக நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கேண்டில் கலர் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து ரெண்டு கேண்டில் பாருங்கள் ரெட் கலரில் ரெட் கலரில் வந்த கேண்டில்ஸ் எல்லாமே க்ரீன் கலராக வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டிலுடைய கலர் வந்து க்ரீன் கலராக ஓப்பன் ஆகும் செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டிலுடைய கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் சரி ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும் ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே க்ரீன் கலர் கேண்டில்ஸ் போது நமக்கு பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான் இருக்குது அதுவே கேண்டில்லேருந்து அப்படியே ஓப்பன் பாயிண்ட் தான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போகும் buy at six zero seventy சிக்ஸ்ன்ட்டு ஸோ சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸில் நம்ம பையும் வந்து பண்ணிடலாம் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு டூ மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு நம்ம இப்போதைக்கு வந்து பைக்கால் ஜெனரேட் ஆகிருக்கிறது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸை டச் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூமெண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு டுவெல் தேர்ட்டிக்கு பைக் கால் வந்து வந்திருக்கு ஏன்னா தொடர்ந்து மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு அதனால தான் ஸோ வந்திருக்க அந்த கால் எப்படி ஒர்க் வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாதி டார்கெட்டை தாண்டிச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸில் வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஜீரோ நைன்ட்டி டூ வரைக்கும் டக்குன்னு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸில் ரைஸ் ஆகிட்டு மேலே வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான மூமெண்ட் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த ரீசன் காண்டி தான் வந்து நாங்கள் வந்து மெயினாக ஒரு டுவெல் பிஎம்மை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா இப்போ கிடைக்கிற கால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக வந்து இருக்குது அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கிற என்ட்ரியும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது வால்யூம் நிறையா இருக்குது ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு கிடச்சிருக்க ஃபஸ்ட்டு கால் இந்த பைக்கால் தான் இந்த கேண்டில்ஸே பாருங்கள் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம்லாம் வந்து கூட வந்து ட்ரேடிங் வந்து நடக்குது ஸோ அதுக்காண்டி தான் அந்த டுவெல் பிஎம்மில் என்ன நடக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதுக்கு அடுத்து ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி க்ரூட் இல்லை இப்படி தான் இன்னைக்கு டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பைக்கால் ஜெனரேட் ஆகி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே கேண்டில் கலர் பார்த்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டுபிடிச்சிருவீங்க க்ரீன் கலர்னா பையிங் ட்ரெண்ட்ஸ் ரெட் கலர்னா செல்லிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த அதில் வர என்ட்ரிஸே கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய ஓன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் கூட அப்ளை பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கடுத்து மார்க்கெட் கண்டினியூஸ் ரைஸ் ஆகி செகண்ட் டார டைம் பிரேக் அவுட் பண்ணுச்சு தேங்க்யூ